கதை போகின்றேன் ஒரு அழகான மலை பிரதேசம் அங்கே ஒரு யானைகளுக்கு பயிற்சி கொடுக்கும் இடமும் இருந்தது அங்கே பயிற்சியாளரும் ஒருத்தர் இருந்தார் அந்த வழியாக வந்த வந்த ஒரு மனிதனு ஒரு மிகப்பெரிய யானையை சிறு வயிற்றால் கட்டி வைத்ததை பார்த்தார் அதற்கப்புறமாக அவருக்கு ஒரு சந்தேகம் அதன் பின்னு அதன் பின் பயிற்சியாளரிடம் சென்று கேட்டான் மிகப்பெரிய யானையை சிறு கயிற்றால் கட்டி வைத்துள்ளீர்களே இது அறுத்து கொண்டு செல்லவில்லையா என்று கேட்டார் அதற்கு பயிற்சியாளர் கூறினார் இந்த யானையை குட்டியாக இருக்கும் போதிலிருந்தே நாங்கள் இதே கயிற்றால் தான் கட்டி இதே கயிற்றால் தான் கட்டி வைத்துள்ளோம் ஆனால் அறுத்து கொண்டு செல்லவில்லை ரெண்டு மூணு முயற் முயற்சி செய்து பார்த்தது ஆனால் முடியவில்லை இது மனதில் நம் நாளே இந்த கயிற்றை அத்து கொண்டு செல்ல முடியாது என்று ஆழமாக பதிந்து விட்டது அதனால் இது இதுவரை அறுத்து கொண்டு செல்லவில்லை என்று பயிற்சியாளர் கூறினார் நம் வாழ்க்கையிலும் நாமும் இப்படித்தான் பார்த்து அதில் தோல்வி அடைந்து விட்டோம்னா எப்பவும் முயற்சி செய்வதில்லை அதனால் நம்மும் விடாமுயற்சி செய்தால் வெற்றி நமக்கு vermelho. Tchau!